வணக்கம் இப்போ நாம் குரூடாயிலில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இப்போ குரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் சிக்ஸ்த் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கரண்ட்டில் இருக்க கால் பார்த்தீங்கன்னா பை கால் அது ஆல்ரெடி டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது ரிவர்ஸ் ஆன ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ செல் கால் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நார்மல் கேண்டிஸ்டிக் சார்ட் பார்த்துருப்பீங்களா இது வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டலுடைய கலரோடு சேர்த்து உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ நமக்கு பை கால் அப்படிங்கிற இவ்வளோ நேரம் கேண்டில்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு க்ரீன் கலரில் இருந்த மாதிரி நமக்கு செல் கால் இப்போ வந்தனால கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் கேண்டில் வர மாதிரியும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் வர மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ மார்க்கெட்டில் இருக்க இந்த ரெண்டு ட்ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேண்டலுடைய கலர் வரும் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த கேண்டில் கலரை பார்த்திங்கனாலே போதும் உங்களுக்கு இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன இப்போ நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ செல் ட்ரெண்ட் வந்துடுச்சு கேண்டில்லாம் ரெட் கலரில் மூவ் பண்ணுது அப்படின்ட்டு அதே சமயத்தில் இது விற்றா என்ன பாயிண்ட்டில் விற்றா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு ஃபைவ் செவன் ஒன் ஃபோரில் வந்து செல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கு கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆரட் லைன் செகண்ட் ஆரட் லைன் இதில் வர்ற ஃபஸ்ட் ஆரட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா five six ninety nine point seventeen காட்டுது ஸோ இப்போ நமக்கு செல் கால் வந்திருக்குது ஃபைவ் செவன் ஒன் ஃபோரில் நம்ம இப்போ ஃபஸ்ட் ஆரட் எய்ம் பண்ணுறது five six double nine so இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் நமக்கு பிரேக் அவுட் பண்ணி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் எப்பெல்லாம் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணி இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போதைக்கு நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு நல்லா ஒரு ஹைட்டு போயிட்டு இறங்குதுன்றனால நமக்கு ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு செல் கால்னு வந்திருக்கு அதே இப்போ மார்க்கெட் வந்து அப்படியே பாசிட்டிவாக வந்து டேர்ன் ஓவர் ஆகுது அப்படிங்கிற நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு க்ரீன் கலரில் வந்துட்டு ட்ரேடிங் வந்து போகும் ஸோ சோஃபார் இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்து வந்திருக்கு வந்திருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ப்ரீவியஸ் பைக்காலும் காலும் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறமா வந்துச்சு டுவெல் தேர்ட்டிக்கு போல் ஸோ அந்த பைக்காலும் காலும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் எப்படி வந்து இன்றைக்கி இந்த பைக்கால் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சார்ட்டில் என்ன மாதிரிலாம் கால்ஸ் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது நாங்கள் பர்டிகுலராக இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவை வந்து ஷோ பண்ணுறதுக்கு காரணமும் இருக்குது அது என்னென்னா ஃபாரின் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் தான் வந்து கொஞ்சம் அந்த ஒன் தேர்ட்டி டைமிங்கில் தான் ஓப்பன் ஆகிட்டு வால்யூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிற நேரம் ஸோ இந்த டைமில் ஜென்ரலாகவே ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த டயத்தை வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் ஸோ இப்போ பண்ணல அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஈவினிங் மார்க்கெட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஸோ ஒன்று வந்து நம்ம எப்பயுமே ஜென்ரலாக கமாடிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறது வந்து ஒன்று ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் வந்து பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே மார்க்கெட்னுடைய மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைமிங் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஸோ ஏதாச்சும் ஒரு டைம் ஃப்ரேம் தான் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும் வால்யூம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த டைமில் பண்ணலாம் இந்த இன்பிட்வீன் டைம் மார்க்கெட்னுடைய கமாடிட்டி மெயினான அந்த ஓப்பனிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஈக்குவிட்டியில் e ஓப்பனிங் டைம் நல்லாயிருக்கோ அந்த மாதிரி இருக்காது கமாடிட்டியில் கமாடிட்டியில் ஓப்பனிங் டைம் தான் ரொம்பவே வந்து ஸ்லோவான மார்க்கெட்டாக இருக்கும் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கும் பட் ஆனால் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பை கால் வந்து டார்கெட்லாம் அச்சீவ் ஆயிடுச்சு ஸோ இந்த செல் கால் வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அதாவது கால் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஷோ பண்ணிடலான்ட்டு தான் இந்த வீடியோ வந்து இந்த கால் செல் கால் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஷோ பண்ணுறோம் அதே மாதிரி இந்த கால் எப்படி கேண்டில்ஸ் எப்படி மூவ் பண்ணுதுன்னு காட்டலான்ட்டு தான் இப்போ நம்ம வந்து ஒரு நாலு கேண்டில் பார்த்துட்டோம் அடுத்து இப்போ நம்ம டார்கெட் வரைக்கும் இது எப்படி போகுதுன்னு டேரெக்டாக உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த சார்ட்டில் எப்படி கால்ஸ் வருது கேண்டில்ஸ் எப்படி மூவ் பண்ணுது என்ன மாதிரி கலர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுதுன்ட்டு இப்போதைக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஆகுது செல் கால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்ததுக்கு ஃபைவ் செவன் ஒன் ஃபோரில் இப்போ ட்ரேடிங் ஃபைவ் செவன் டூ ஜீரோவில் போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா four six ninety six ninety ஃபைவ்ல ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நமக்கு செல் கால் வந்தது ஃபைவ் செவன் ஒன் ஃபோரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸில் போய்கிட்டு இருக்கு sorry so five six nine six ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் அது வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ்லேயே ஃபஸ்ட் ஆர்ட் கிட்ட வந்தாலும் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் நல்லா ஹை போயிட்டு செல்காலாக சேஞ்ச் ஓவர் ஆச்சு ஆக்சுவலி நமக்கு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா செல் கால் தான் அந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் நைன்டி நைனில் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஒரு டுவெல் டென்னுக்கு அப்புறமா அப்படி ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆச்சு ஃபைவ் செவன் ஜீரோ எயிட்டில் ஒரு நைன் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ஆக்சுவலி செல் கால்லேருந்து பை காலாக மாறுச்சு அப்படி மாறின பைக்கால் தான் அப்படி ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை ஃபைவ் செவன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுக்கும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுக்கும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே கலர் வந்து செட் ஆயிரும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் சார்ட்டை வியூ பண்ணாலே போதும் இப்போ ட்ரெண்ட் என்ன மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன கேண்டலுடைய மூவ்மெண்ட் என்ன கலர் என்னன்றதை உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த சார்ட்டை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ